ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் சங்கர் பிளாக் நாம் இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சுத்தமல்லி சுத்தமல்லியில் இருக்கக்கூடிய தாமிரபரணி இருக்கக்கூடிய ஸ்டெப் டேம் தான் வந்திருக்கோம் ஸோ என் கூட யார் வந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா சரவணா ஸோ நாங்கள் ரெண்டு பேர் தான் வந்திருக்கோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாம் இப்போ எங்கே இருக்கோம்னு பாத்தீங்கன்னா நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சுத்தமல்லி அப்படிங்கிற இந்த ஊரில் தான் இருக்கும் ஸோ இது வந்து சுத்தமல்லி ஊருடைய ஜங்ஷன் இதை வந்து சுத்தமல்லி விளக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே இருந்து தான் இந்த சுத்தமல்லி ரிவர் டேமுக்கு நாம் போக போகிறோம் வாங்க போகலாம் நம்ம சுத்தமல்லி ஜங்ஷனில் சென்டரில் தெற்கு பக்கம் அமைஞ்சிருக்கக்கூடிய ரோடு தான் நம்ம சுத்தமல்லியிலிருந்து கோபாலசமுத்திரம் போகக்கூடிய இந்த ரோடு இந்த ரோடு வழியாக தான் நம்ம சுத்தமல்லி ரிவர் டேமுக்கு போக போகிறோம் இந்த ரோட்டில் தான் போகணும் வாங்க சுத்தமல்லி விளக்குலேருந்து நம்ம இப்போ நம்ம சுத்தமல்லி அந்த ரிவர் டேமுக்கு போயிட்டு இருக்கோம் ஸோ இந்த ரிவர் டேம் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமல்லி விளக்குலேருந்து ரெண்டரை கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது ஸோ இந்த ரோட்டில் போகும்போது பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கமும் பச்சை பசேர்னு வயல்வெளிகளாக இருக்குது பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது ஸோ நீங்கள் அதான் பார்த்துட்ருக்கீங்க இந்த வயல்வெளியை தாண்டி வந்ததுக்கப்புறம் வரக்கூடிய இந்த வாய்க்கால் பாலம் இந்த வாய்க்கால் பாலத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த வாய்க்காலோட கரை ரோடு தான் நம்ம சுத்தமல்லி ரிவர் டேமுக்கு போகக்கூடிய ரோடு இந்த ரோடு தான் ஸோ இந்த மண் ரோடு வழியாக தான் நம்ம போக போகிறோம் வாங்க நாம் இப்போ இந்த மண்ரோட்டில் வந்துட்டுருக்கோம் நம்ம சுத்தமல்லி டேம் பக்கத்தில் வந்துட்டோம் ஸோ வந்து இன்றைக்கி வந்து நம்ம சண்டே வந்திருக்கனால ரொம்ப கூட்டமாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ நிறைய வெஹிக்கிளாக தெரியுது சரி வாங்க பார்க்கலாம் நாம் இப்போ சுத்தமல்லி ரிவர் டேமுக்கு வந்துட்டோம் ஸோ இங்கேருந்து நம்ம வண்டி பார்க் பண்ணிவிட்டு நடந்து தான் போக போகிறோம் ஏன்னா அன்னைக்கு சண்டே ஸோ ரொம்ப கூட்டமாக இருக்குது ஸோ அதனால தான் இங்கே வெளியே பார்க் பண்ண வேண்டியிருக்கு இல்லாட்டா நம்ம டேம் பக்கத்துலேயே பார்க் பண்ணலாம் அந்த கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த கரை ரோட்டில் தான் போகணும் சரி வாங்க நம்ம உள்ளே போகலாம் இதுதான் சுத்தமல்லி அந்த டேம் சுத்தமல்லி டேம் வந்துட்டோம் ரிவர் டேமுக்கு ஸோ இந்த ரிவர் டேமுக்குள்ளே போகலாம் நம்ம இந்த படிக்கட்டில் ஏறி தான் உள்ளே இறங்கி இப்போ படிக்கட்டு மூலமாக உள்ளே இறங்கி தான் நம்ம உள்ளே போகணும் இதுதான் வழி ஸோ நம்ம இது வழியாக தான் உள்ளே போக போகிறோம் வாங்க போகலாம் இப்போ சுத்தமல்லி ரிவர் டேமுக்கு இறங்கி வந்துட்டோம் ஸோ ஒரு டேமில் மேலே தான் நிற்கிறோம் ஸோ டேம் பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்குது நிறைய கூட்டமாக இருக்குது இன்றைக்கி சண்டையினால் சரி நம்ம வந்து அந்த ஸ்டெப்ஸை பார்க்கலாம் வாங்க நம்ம டேமுக்கு இறங்கி வந்த அந்த படிக்கட்டுகள் தான் பார்த்துட்ருக்கோம் சரி வாங்க டேமை பார்க்கலாமா வாங்க ஸோ டேம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது வேறு லெவல் ஒரு என்ன சொல்கிறது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது ஸோ நம்ம டேம் மேலே தான் நடந்து போயிட்டுருக்கோம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மதகு இருக்குது ஸோ அந்த மதகு மேலே நடந்து தான் நம்ம டேம் மேலே நடந்து போனோம் சுத்தமல்லி அப்படிங்கிற இந்த ஊரில் இருக்கக்கூடிய இந்த தாமிரபரணி ஆற்றுல ஸோ வாய்க்காலுக்கு தண்ணீர் திருப்பி விடுறதுக்காக ஒரு ஸ்டெப் டேம் மாதிரி அமைச்சிருக்காங்க ஸோ அந்த இடம் தான் இது ஸோ இதை தான் சுத்தமல்லி டேம்னு சொல்கிறாங்க ரொம்ப ரொம்ப அழகான பிளேஸ் ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஸ்விம்மிங் பூல் மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது ஸோ வந்து மழை டைமில் பார்த்திங்கன்னா இங்கே பார்த்திங்கன்னா தண்ணீர் அதிகமாக வந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக அப்படி ஓவர்ஃப்ளோ ஆகிற மாதிரி பண்ணியிருக்காங்க இந்த இது நம்ம நடந்து போகிறது இந்த கல்லுக்கு மேலோடி தான் தண்ணி அந்த சைடு போய் தாமிரபரணி ரிவரில் கலக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க ஸோ வாங்க நம்ம பார்க்கலாம் நீங்கள் இப்போ நம்ம வந்து சண்டே வந்திருக்கோம் ஸோ ரொம்ப கூட்டமாக இருக்குது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நம்ம வந்த பாதை தான் அது சண்டே வந்து ரொம்ப கூட்டமாக இருக்குது நீங்கள் வந்து வீக்கெண்டில் பிளான் பண்ணாதீங்க மித்தபடி ஒர்க்கிங் டேஸில் வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேஸ் இதுதான் சரி நம்மளும் குளிக்கணும் சரி வாங்க வந்துட்டோம் ஸோ இந்த பிளேஸ் தான் ஸோ குளிக்க போகிறோம் இங்கே தான் சரி ஓகேவா இந்த சுத்தமல்லி டேமில் பார்த்தீங்கன்னா இங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய சுற்றி இருக்கக்கூடிய கிராம மக்கள்லாம் அதிகமாக வந்து குளித்து என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு அருமையான பிளேஸ் ரெண்டாவது நீங்கள் சாப்பாடு கொண்டு வந்து நல்லா என்ஜாய் பண்ணி குளிக்கிறதுக்கு ஒரு அருமையான பிளேஸ் இதுதான் ஸோ இங்கே பசங்க நல்லா குளிச்சுட்டு இருக்காங்க ஸோ அதுதான் நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன் ஸோ வாங்க பார்க்கலாம் பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் என்ஜாய் பண்ணி குளிச்சுட்ருக்காங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஸோ இது வந்து ஒரு ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப சூப்பரான பிளேஸ் நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணி குளிக்கிறதுக்கு சாப்பாடு கொண்டு வந்து சாப்பிட்டுட்டு ரிலாக்ஸாக என்ஜாய் பண்ணி குளிக்கிறதுக்கு சுத்தமல்லி ரிவர் டேம் வந்து ரொம்ப பெஸ்ட்டான பிளேஸ்ன்னு நான் சொல்லுவேன் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பசங்கள்லாம் வந்து ஹாய் சொல்லிட்டுருக்காங்க இருக்காங்க ஹாய் ஸோ இப்போ வந்து மேலப்பாளையத்துலேருந்து ஒரு பிரதர் வந்து இங்கே சுத்தமல்லி ரிவர் டேமுக்கு குளிக்க வந்திருக்காப்புல ஸோ அவரோட அனுபவத்தை நம்மகிட்ட ஷேர் பண்ணியிருக்காப்புல வாங்க பார்க்கலாம் நாங்கள் வந்து மேலப்பாளையத்துலேருந்து வரோம் ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக வந்தோம் இந்த சுத்தமல்லி டேம் வந்து குளிக்க நல்லா இருக்கும் அந்த ஃப்ரெண்ட்ஸோட ஃப்ரெண்ட்ஸோட வந்தால் வீக்கெண்ட்ஸில் நீங்கள் குளிக்கவங்க நல்லா இருக்கும் இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஸ்டெப்ஸ் வழியாக தான் இறங்கி வந்தோம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நம்ம டேமுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த மதகு தான் இந்த மதகுலேருந்து கசிந்து வரக்கூடிய அந்த தண்ணீர் வந்து வாட்டர் ஃபால் மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம அதை தான் பார்க்க போகிறோம் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நான் அந்த டேம்லேருந்து அந்த மதகுக்கு கீழே தான் வந்திருக்கேன் ஸோ இங்கே மதகுலேருந்து கசிந்து வரக்கூடிய தண்ணீரை காட்டக்காக தான் வந்திருக்கேன் ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பாசி பிடிச்சிருக்கு ஸோ நீங்கள் இங்கே வராதிங்க ஸோ ரொம்ப வழுக்குது ஸோ உங்களுக்கு அந்த தண்ணீர் வந்து கசிந்து வர்றதை காட்டுறதுக்காக தான் கீழே இறங்கியிருக்கேன் ஸோ இது வந்து ஒரு வாட்டர் ஃபால் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க ஸோ வாங்க அது எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம் பார்க்கலாம் இந்த மதகுலேருந்து தண்ணீர் கசிந்து வர்ற இதை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க ஸோ நம்ம இதை ஃப்ரண்ட்லேருந்து பார்க்கலாம் ஸோ ஃபால்ஸ் எப்படி இருக்குன்னு ஸோ ஃபால்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலாக இருக்குது ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது ஆனால் இங்கே வர்றதுக்கு வந்து நீங்கள் ரொம்ப ரிஸ்க் எடுக்கணும் ஸோ நம்ம டேமில் நம்ம தண்ணி ஓவர்ஃப்ளோ ஆகணும் ஒரு இடத்த காட்டியிருப்பேன் ஸோ அந்த இடத்துலேருந்து பாறையாக இருக்கும் ஸோ அதிலிருந்து தான் கீழே இறங்கி இங்கே வராங்க ஸோ இங்கே குளிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் ஸோ பட் ஆனால் நீங்கள் இறங்கி வர்றது உங்களோட ஓன் ரிஸ்க்கு தான் ஸோ இறங்கி வந்து குளிக்கிறாங்க ஸோ நம்ம அந்த ஃபஸ்ட் அந்த ஃபால்ஸை நம்ம பார்ப்போம் ஸோ நான் அப்புறம் எப்படி இறங்கி வராங்க ஸோ அதை வந்துட்டுருக்காங்க இறங்கி ஸோ பாருங்கள் ஸோ அந்த மாதிரி தான் அந்த பாறை வழியாக தான் இறங்கி நடந்து வரணும் ஸோ வாங்க ஃபஸ்ட் நம்ம ஃபால்ஸோட அழகை பார்க்கலாம் ஸோ இந்த வாட்டர் ஃபாலுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பாறை வழியாக தான் இறங்கி வராங்க ஸோ அது ரிஸ்க்கு தான் ஸோ ஆனால் வந்து கவனமாக குளிங்க ஸோ நம்ம இப்போ அந்த பாறையில் தண்ணீர் விடுற ஆளாக இந்த ஃபால்ஸுக்கு மேலே டாப் ஆங்கிள்லேருந்து பார்க்கலாம் ஸோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க ஸோ நம்ம இந்த வாட்டர் ஃபாலில் மேலே இருந்து தண்ணீர் விழுகிற அந்த அழகாக தான் பார்த்துட்ருக்கோம் அவ்வளோ அழகாக இருக்குது அவ்வளோ ரம்யமாக இருக்குது பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குது ஸோ இந்த சுத்தமல்லி ரிவர் டேம் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் பார்த்தா ஸ்விம்மிங் ஃபூல் மாதிரி இருக்குது இந்த பக்கம் வந்து வாட்டர் ஃபால் மாதிரி இருக்குது ஸோ ரெண்டு பக்கமும் என்ஜாய் பண்ணி குளிக்கிற மாதிரி ஒரு பெஸ்ட்டு பிளேஸாக இருக்குது இந்த சுத்தமல்லி ரிவர் டேம் தாங்க இந்த சுத்தமல்லி ரிவர் டேமோட லொக்கேஷனை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் அதை ட்ராக் பண்ணி கூட நீங்கள் வரலாம் ரெண்டாவது நீங்கள் திருநெல்வேலிக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த சுத்தமல்லி ரிவர் டேமுக்கு வந்து கண்டிப்பாக குளித்து என்ஜாய் பண்ணிட்டு போங்க அவ்வளோக்குள்ள அமேசிங்கான பிளேஸ் அழகான பிளேஸ் ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட்டான பிளேஸ் இந்த பிளேஸ் தாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போனா தான் நாம் போடக்கூடிய வீடியோக்கள் உங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய் நான் உங்கள் ஃப்ரெண்ட் ஷங்கர் பிளாக்